வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பிளைன் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் எஸ்பெஷலி ப்ளவுஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்கக்கூடிய சாரீ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஒரே pattern five colours of saris பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு சாரீ சாரியுடைய நம்பர் ஃபோர் செவன்ட்டி ஒன் சாரியுடைய நம்பர் ஃபோர் செவன்ட்டி ஒன்னுங்க சாரியுடைய கலரை பொறுத்த வரைக்கும் ப்ளூ அண்டு ராமர் க்ரீன் மிக்சிங்கில் இருக்குங்க சாரி கலர் வந்து பொதுவாக உங்களுக்கு பார்க்கும்போது ப்ளூ மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ளூவோடு என்ன இருக்குது அப்படின்னா ராமர் க்ரீனும் வந்து என்ன இருக்குன்னா மிக்ஸ் ஆகிருக்கு ப்ளவுஸ் இப்போ பார்க்குறது ப்ளவுஸ் பாட்டுங்க இதை நான் அப்படியே எடுத்தேன்னா இது வந்து பல்லு பாட்டு ரெண்டுலேயுமே சில்வர் டெஸ்டு சரியில் ஒர்க் இருக்குங்க இர்ரெகுலர் பேட்டர்னில் தாங்க அந்த டிசைன் இருக்குது பாடி ஆஃப் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு பிளைனாக வரும் வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துருங்க என்னதான் சில்க் மார்க்கோட நீங்கள் பியூர் சில்க்குன்னு வாங்கினாலும் நீங்கள் வாங்கக்கூடிய பியூர் சில்க் சாரீ பியூராக இல்லையாங்கிறத அதில் வரக்கூடிய த்ரெட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் த்ரெட் எடுத்து செக் பண்ணும்போது வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே எடுங்க ப்ளவுஸ் பாட்லேயும் எடுங்க பாடி பாட்லேயும் எடுங்க அப்போ தான் வந்து பியூராக இல்லையாங்கிறது எக்ஸாக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் sari number four seven two இது வந்து மஸ்டர்ட் எல்லோலேயே கொஞ்சம் டார்க் கலராக வருதுங்க டார்க் மஸ்டர்ட் எல்லோ அதாவது வெந்தய கலர்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஒரே பேட்டர்னில் வரக்கூடிய ஃபைவ் கலர்ஸ் ஆஃப் சாரீஸ் தாங்க சாரியுடைய price five thousand eight hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் சாரியுடைய பிக்சரோ வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவைலபிள் இருந்தால் அதை உங்களுக்கு காட்டலாங்க நீங்களும் பை பண்ணிக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைங்க ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போது நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து இந்த சாரீஸை புக் பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குங்கும்போது ஷோரூமில் இதே சாரீஸை வந்து காட்டுறதுக்கு சான்சஸ் இல்லைங்க sari number four seventy three colour black colour இதெல்லாமே வந்து ஒரு ஒரு பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு யார் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த சாரீ புக் ஆகுங்க அவைலபிளான்னு மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா மேபி அந்த டைம் அவைலபிள்னா அவைலபிள்ங்கிற ரிப்ளை கொடுத்துட்டு அடுத்த மெசேஜ் நம்ம ரீட் பண்ண போகும்போது அவங்க வந்து சேம் சாரியே புக் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா மற்ற அடுத்த மெசேஜ்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 கலர் சரியுடைய கலர் மெரூன் இது எப்படி மெரூன்னா உங்களுக்கு இந்த அந்த டார்க் ரெட்டோட பிளாக் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது பிளைன் சாரியில் ஒரே ஒரு வெரைட்டியில் five colours of saris five thousand eight ஹண்ட்ரடுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட்லேயும் புக் பண்ணலாம் ப்ரீபேமெண்ட்டில் வித எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லைங்க கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா மட்டும் three hundred rupees extra charges முன்னாடி பே பண்ணுற மாதிரி இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வரும் இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்